ஹலோ கைஸ் இன்னைக்கு வீடியோவில் நான் ஒரு ஹாட் டச்சிங்கான ஸ்டோரி தான் உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் வாங்க என் கூட சேர்ந்து அந்த கதையை கேட்கலாமா ஸோ வெல்கம் பேக் டு இரவனாக்ஸ் தமிழ் மை செல்ஃப் குமார் இது நட்டாஷா என்ற ஓல்டு உமனோட ஸ்டோரி நட்டாஷாக்கு ஒரு பேக்கரி இருந்தது அதில் எப்பவுமே ரெண்டு பிரெட்டை மீதி வச்சிருப்பாங்க டெய்லியும் அங்கே வர்ற ஒரு வயசான பிச்சைக்காரங்கிட்ட அந்த கொடுப்பாங்க ஆனால் அந்த பிச்சைக்கார ஒரு வாட்டி கூட அவங்களுக்கு தேங்க்யூ சொன்னது கிடையாது அதுக்கு பதிலாக அவர் நீ பண்ணுற கெட்ட விஷயங்கள் உன் கூட உனக்குள்ளேயே இருக்கும் நீ பண்ணுற நல்ல விஷயங்கள் உன்கிட்டயே திரும்ப வரும்னு சொல்லுவார் டெய்லியும் அந்த சேம் பேக்கர் இங்கே வந்து அதே வார்த்தையை சொல்லுவார் இந்த டெய்லிங் கேட்குற நட்டாஷா இவர் சொல்கிறத நினச்சி கோபப்பட்டாங்க எதனால் இவர் இப்படி வந்து சொல்கிறாருன்னு நினச்சாங்க ஸோ அவங்க எப்படியாச்சும் இவரை ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க நட்டாஷா அந்த பிரெட்டில் பாய்சனை தடவுறாங்க அண்ட் அதை பிரெட் பெக்கருக்கு கொடுக்க முடிவு பண்ணுறாங்க பட் அவர்கிட்ட கொடுக்க போகிற லாஸ்ட் மினிட்ல நட்டாஷா யோசிச்சாச்ச இப்படி நான் ஒரு டிசிஷன் எடுத்தேனேன்னு சொன்னான் அப்புறம் பாய்சனான பிரெட் எடுத்து நெருப்பில் போட்டான் தென் ஒரு நல்ல பிரெட் எடுத்து அந்த பெக்கருக்கு கொடுக்குறாங்க இப்போவும் சேம் ஆஸ் யூஸ்வல் மறுபடியும் அந்த பெக்கர் சேம் வேர்ட்ஸை சொல்கிறாரு இதை கேட்ட இரிட்டேட் ஆன நட்டாஷா மனசுக்குள்ளே சொன்னான் இவருக்கு பாய்சனே கொடுத்துருக்கலாம்னு அடுத்த நாள் காலையில் அவங்க டோரை யாரோ வந்து தட்டுறாங்க யாருன்னு பார்த்தா போது அவங்களோட பையன் அவங்க பையன் ரொம்ப நாளாக மிஸ்ஸிங்கில் இருந்தான் அவனோட க்ளோத்ஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் இருந்தது அக்காண்டு கரை பிடிச்சிருந்தது அவன் சொன்னான் அம்மா நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு மைல் தூரத்துலேருந்து தான் இருந்தேன் எனக்கு ரொம்ப நாளா ஃபுட்டு எதுவும் கிடைக்கல ஆனா நேத்து ஒரு அதிசயம் நடந்தது நான் இருந்த வழியா வந்த ஒரு வயசான பிச்சைக்காரன் ஒரு பெரிய பிரெட்டை எடுத்து என்கிட்ட கொடுத்தான் இன்னைக்கு என்னை விட உனக்கு தான் இது ரொம்ப முக்கியம் சாப்பிடுன்னு சொன்னாரு இதை கேட்ட நட்டாஷா இப்போ விஷயங்கள் புரிஞ்சுது ஒருவேளை அவர் பாய்சன் சேர்த்த பிரெட்டு அவங்க கொடுக்கு அவருக்கு கொடுத்துருந்தா இன்னைக்கு அவங்க பையன் அவங்க கிட்ட திரும்ப வந்திருக்க மாட்டான் அவங்களோட முகம் சுழிக்க அவங்களோட கைகள் நடுங்க ஆரம்பிச்சுது இப்போதான் அந்த பெக்கர் சொன்ன வேர்ட்ஸோட ட்ரூ வேல்யூ அவங்களுக்கு தெரிய வந்தது நீ பண்ணுற கெட்ட விஷயங்கள் உங்கூட உனக்குள்ளேயே இருக்கும் நீ பண்ணுற நல்ல விஷயங்கள் உங்ககிட்டயே திரும்ப வரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரியான அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்